வணக்கம் செந்தமிழே உள்ளுயிரே செப்புவதற்கரிய பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்துரைவிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழறையும் என் பேச்சிலும் என் மூச்சிலும் என் உள்ளுயிரிலும் கலந்த என் தமிழன்னையான எம் தாய்மொழியை தலைவணங்கி இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கி அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் நன்றியை சொல்லி துவங்குகிறேன் என் உரையை இணையவழி கல்வி சுகமா சுமையா இக்கேள்வியை என் மனதிடம் கேட்டபொழுது எனக்கு கிடைத்த விடையோ சுமைதான் என்பது ஒரு சில குடும்பங்கள் இன்று நாம் எளிதாக சொல்லிவிடுகிறோம் இன்று அனைவரின் கைகளிலும் இருக்கின்றது கைபேசி என்று ஆனால் இன்னமும் பல குடும்பங்களில் கைபேசியே வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது தன்னுடைய வாழ்வாதாரத்தை விற்றுதான் இந்த கைபேசி வாங்க வேண்டும் என்ற நிலைமையானது ஏற்பட்டுவிட்டது இப்படி அந்த கைபேசி வாங்கினால் மட்டும் போதுமா அதற்கு இணைய இணைப்பு கொடுத்து எண்ணற்ற வேலைகள் இருக்கின்றது இப்படி நாம் எளிதாக சொல்லிவிடுகிறோம் ஆனால் அந்த சுமையானது இருக்கின்றது அல்லவா இது எல்லாம் தாண்டி ஒரு மாணவனோ மாணவியோ அந்த இணைய வழி கல்வியில் அமரும் பொழுது அந்த மாணவர்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா தன்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கடமைப்பட்டு கஷ்டப்பட்டு நமக்காக இப்படி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் நாம் எப்படியாவது என்ன துன்பம் வந்தாலும் படித்து விட வேண்டும் என்று அப்பொழுது அவர்களுடைய எண்ணமானது இருக்கும் ஆனால் தொடர்ந்து இன்று பள்ளிகளுக்கும் சரி கல்லூரிகளுக்கும் சரி மொத்தம் ஐந்து மணி நேரமானது இணையவழி கல்வி இருக்கின்றது இன்னும் பல பள்ளிகளில் இது கட்டாய கல்வியாகவே மாறிவிட்டது என்றே சொல்லலாம் உதாரணமாக நம்முடைய அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளலாமே அன்று அப்பொழுதெல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா காலையிலும் மாலையிலும் இணைய வழி கல்வி தான் நடத்துவார்களாம் ஏனென்றால் காலையில் வந்து நம்முடைய மனிதர்களுக்கு பொறுத்த வரையிலே ஞாபக சக்தி வந்து அதாவது மூளையின் வேகமானது அதிகமாக இருக்குமாம் அப்பொழுது என்ன கூறினாலும் அவர்கள் ஈஸியாக அதாவது ஆங்கிலத்தில் ஈஸி என்று சொல்வார்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதற்காக காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை அவர்களுக்கு இணைய வழி கல்வி நடக்கின்றது நாமெல்லாம் இப்பொழுதிலிருந்து பழகி கொண்டிருக்கின்றோம் அவர்களெல்லாம் எப்பொழுதிலிருந்தோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் அவர்களுக்கு இதுக்கான ஒரு விடையானது கிடைத்திருக்கிறது இப்பொழுது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டமையானால் அவர்களுக்குத்தான் அதிக உயிரிழப்பு இருந்தாலும் கூட அங்கு இணையவழி கல்வி கிடையாது இன்னும் ஒரு சில பள்ளிகளில் தான் இருக்கின்றது அதை இன்று செய்திகள் நமக்கு வந்து ஏதோ பெரிய பிரம்மாண்டம் போல் வட்டமிட்டு காமித்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது இன்று நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார் பெற்றோர்கள் கடந்து ஆலோசனை செய்திருந்தார் கடந்த கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் பெற்றோர்களின் கருத்து என்ன தெரியுமா ஓராண்டு கழிந்தாலும் கழியட்டும் இன்று பல குடும்பங்கள் தன்னுடைய கைபேசியை வாங்கக்கூட வழி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கின்றது தன்னுடைய பிள்ளையின் படிப்பிற்காக எத்தனையோ தன்னுடைய சொத்தையும் நகையும் விற்று தன்னுடைய சேர்த்து வைத்த சிறுக சிறுக சேர்த்து வைத்த சொத்துக்களையாம் விற்றுதான் வாங்குகிறது ஓராண்டு சென்றால் என்ன என்ற கேள்விக்கான விடை இன்று வரை கிடைக்கவில்லை முழுமையாக நாம் அந்த அறிக்கையை படுத்தோம் படித்தோமையானால் அது வந்து நமக்கு புலப்படுகின்றது அடுத்து என்னவென்று பார்த்தோமேயானால் சுமைதான் என்று நான் முதலிலேயே கூறிவிட்டேன் அதற்கான விளக்கங்கள் தர வேண்டும் அல்லவா அதுதான் இது இப்படி நம்முடைய ஒரு கவிதையானது எனக்கு சற்றென்று நினைவுக்கு வருகிறது அது என்ன தெரியுமா நம்முடைய அன்னை சொல்லித்தர வேண்டிய மொழியை இன்று ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இணையத்தில் நாம் இருப்பது என்னவோ அறிவியல் புரட்சிதான் ஈடில்லாத மனித உயர்தானே தானே முக்கியம் உலகமெல்லாம் கொரோனா தாக்கி இருந்தால் கூட சில மாவட்டங்களில் நன்மையாகத்தான் இருக்கின்றார்கள் அங்கும் நாங்கள் பரப்ப வேண்டும் என்று சொல்லவில்லை அங்காவது நிம்மதியாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம் பள்ளி வாழ்க்கை என்பது அருமையானது அந்த வகுப்பறை சூழலை நான் ஒரு சில வரிகளில் சொல்லிவிடுகிறேனே நண்பர்களுடன் அமர்ந்து கொண்டு ஆசிரியர் அங்கு பாடம் நடத்த நாம் அதை கவனிக்க சுத்தி இயற்கை சூழல் சூழ அமைந்திருப்போம் பார்த்தீர்களா இன்னும் பல பள்ளிகளில் இதைவிட அருமையாக இருக்கும் சில பள்ளிகளில் இதைவா குறைவாக இருக்கலாம் ஆனால் அது அவரவர்களுக்கு மகிழ்ச்சி தானே ஆம் இன்று என்ன நடக்கிறது தெரியுமா அனைவரும் கணித வகுப்பில் தான் அதிகம் கவனம் செலுத்துவார்கள் என்ன தெரியுமா ஏனென்றால் ஆசிரியர் ஏதோ கேள்வி கேட்டு நம்மை எழுப்பி விடுவார்களோ ஆகையால் நாம் அவர் சொல்லக்கூடியது அனைத்தையும் கற்க வேண்டும் என்று ஆனால் இந்த இணையத்திலும் என்ன செய்கிறார் தெரியும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா அதாவது ஆசிரியர் ஒரு அதாவது வேக வேகமாக நடத்தி இதில் ஒரு சிறு கேள்வி கேட்டால் கூட அதற்கு இணைய கோளாறு என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு சில ஆசிரியர் கேட்டாலும் கூட பதில் சொல்ல விட மாட்டேங்கிறார்கள் அதாவது இன்னும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் மாணவர்கள் தன்னுடைய கண்ணை பாதித்த போனாலும் பரவாயில்லை நாங்கள் கற்போம் என்று சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இணைய வழி கல்வியானது சுமைதான் என்றால் எத்தனை தடைகள் வந்தாலும் கல்வியானது மனிதனுக்கு முக்கியம் என்று வான் புகழ் கொண்ட வள்ளுவர் தொடங்கி இன்றைய வைரமுத்து வரை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்திலே கல்வி அவசியமா இல்லையா என்பது நம் அனைவரின் கைகளில்தான் இருக்கின்றது அடுத்த ஆலோசனை கூட்டத்திலே நாம் முடிவெடுத்தோமே ஆனால் இதற்கான ஒரு விடையானது கிடைத்துவிடும் அதாவது ஓராண்டு ஆனாலும் இதனை நாங்கள் மாணவர்கள் சொல்லக்கூடாது சில பெற்றோரிடம் நீங்களே நேரடியாக கேட்டு பாருங்களேன் அவர்களும் இதைத்தான் சொல்வார்கள் இன்று நாங்கள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்களும் உண்டு பள்ளிக்கு சென்றால் பாதுகாப்பாக இருப்பார்களா என்பது பெற்றோர்களின் மனநிலை அப்படித்தான் இருப்பார்கள் பெற்றோர்கள் நாங்கள் கட்டாயமாக பள்ளி வேண்டும் என்று சொல்லவில்லை இணைய வழி கல்வியின் நேரத்தை குறையுங்கள் அது எங்களுக்கு சுமையாக இருக்கின்றது இன்று அனைவரும் எளிதாக சொல்லிவிடுகிறோம் அனைவரும் கையில் இருக்கின்றது ஆனால் இன்னும் சில ஊர்களில் இணைய வசதி கூட இல்லை இன்னும் அந்த மின் இணைப்பு கூட இல்லாமல் பல கிராமங்கள் இருக்கின்றது அவர்களுக்கெல்லாம் என்று போய் சேரப்போகிறது இந்த இணைய வழி கல்வி முற்றிலுமாக இணைய வழி கல்வி சுமையே சுமையே சுமையே என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு தந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I congratulate Gandhi World Foundation for this unique venture. Gandhi world ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்